வணக்கம் இந்த வீடியோவை பார்க்குற இந்த நேரத்தில் நீங்கள் யார் மேலேயாவது கடும் கோபத்தில் இருக்கீங்களா அந்த சம்பவத்தை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து உங்கள் மனசோட வேதனை அதிகரிக்குதா இதிலிருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்குது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் யார் மேலே கோபமாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடித்த அஞ்சு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆழமாக யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோவை நிறுத்திட்டு இதை பற்றி ஆழமாக யோசிச்சு பாருங்கள் அஞ்சு விஷயம் கிடச்சிதா நாலு தான் கிடச்சிருக்கா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி கடைசியாக அஞ்சு விஷயம் கிடச்சிருச்சுல சூப்பர் அதுக்கப்புறம் இப்போ அவங்களால நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்ச அஞ்சு சம்பவம் பற்றி யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோவை இப்போவே நிறுத்திட்டு அதை பற்றி யோசிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிங்க ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஓகே அஞ்சு விஷயம் கிடச்சிருச்சா சூப்பர் இப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது மகிழ்ச்சியான நினைவுகள் உங்கள் கோபத்தை கொஞ்சமாவது குறைச்சிருக்குமே இவ்வளோதாங்க விஷயம் எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது எதையுமே திறமையாக கையாண்டா கோபம் வெறுப்பு சோகத்திலிருந்து உடனடியாக வெளில வந்துடலாம் எல்லாருமே எப்பயாவது யாரையாவது காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இங்கே வாழ்கிறவங்க மனுஷங்க யாரும் கடவுள்கள் இல்லை எல்லார்கிட்டேயும் குறைகள் இருக்கத்தான் செய்யுது அந்த குறைகளை பெருசுப்படுத்தாமல் மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களில் மட்டும் நம்ம எல்லாருமே கவனம் செலுத்தணும் நிச்சயமாக வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்